மிகப்பெரிய தர்பூசணி ஆட்டம் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தென்னிந்தியாவுல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அதோட பேரு நாகப்பட்டினம் அந்த கிராமத்துல ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அந்த இடத்துல விதவிதமான பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் சேட்டிலைட்ஸ் கூட தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துக்குள்ள யாராலையுமே போக முடியாது சாதாரண நபர்களுக்கு உள்ள போக அனுமதியே இல்லை ஏன்னா இது எல்லாமே மனிதனோட பாதுகாப்புக்காக செய்யப்படுற ஏற்பாடுகள் ஆனா அதே கிராமத்துல தங்கி இருந்த மதன் கிட்ட ஒரு ஆட்டோ இருந்துச்சு மதன் ஒரு சாதாரண ஆளா இருந்தான் அவ தன்னோட பையன் கிஷோரோட சேர்ந்து தங்கி இருந்தான் தம்பி கிஷோர் நான் ஆட்டோ சவாரிக்காக வெளியே போறேன்ப்பா நீ இங்க வீட்லயே இருக்கணும் சரியா அன்னைக்கு அந்த கிராமத்துல பயங்கர கொள்ளக்காரங்க மூணு பேர் வந்துட்டாங்க அப்புறம் அவங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போய் ரகசியமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க நண்பா பாத்தியா இந்த கிராமத்துல எல்லாருமே பணக்காரங்களா இருக்காங்க இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஏராளமான பணம் அப்புறம் வண்டிகளும் இருக்கு இப்ப நாம ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் கொள்ளையடிச்சிடணும் அப்படி யோசிச்சுக்கிட்டு மூணு திருடங்களும் அந்த கிராமத்துக்குள்ள கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவங்க மதனோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க அங்க வெளியில நிக்கிற ஆட்டோவை பார்த்துட்டு ராத்திரியில வந்து திருடிக்கிட்டு போலான்னு பிளான் பண்ணாங்க அப்புறம் அவங்க மூணு பேரும் ராத்திரி வந்து மெதுவா அந்த ஆட்டோவை திருடிக்கிட்டு போயிட்டாங்க காலையில மதனும் கிஷோரும் எந்திரிச்சு வெளியே வந்து பாக்கும்போது ஆட்டோ அங்கே இல்ல அப்போ கிஷோர் என்ன சொன்னா நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா நான் நம்மளோட ஆட்டோவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் சரிப்பா நீ போய் தேடு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட கொடுக்குறேன் கிஷோர் உடனே கிளம்பி ஆட்டோவை தேட ஆரம்பிச்சான் அவன் கிராமத்துல ஒரு இடம் விடாம எல்லா தெருவையும் சுத்தி பார்த்து தேடி வந்துட்டான் ஆனா ஆட்டோ எங்க தேடியும் அவனுக்கு கிடைக்கல கிஷோர் அதை தேடி தேடி கிராமத்துல ரொம்ப தூரத்துல இருந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்கு வந்து சேர்ந்துட்டான் அந்த இடத்துல இருந்த சில செடி கொடிகள்ல அவன் கண்ணுக்கு ஏதோ பல பலன்னு தென்பட்டுச்சு அட கடவுளே இது என்ன பார்க்க ஒரு அற்புதமான டிவைஸ் மாதிரி இருக்கே இது கண்டிப்பா ஏதாவது எந்திரமா தான் இருக்கணும் நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் கிஷோர் அந்த இயந்திரத்தை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டான் அவனும் அவனோட அப்பாவும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதை என்ன பண்ணணும்னு புரியாம குழம்பி இருந்தாங்க அதுல இருந்த எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணி பார்த்தாங்க ஆனா அது எதுவுமே வேலை செய்யலை அப்புறம் கிஷோர் ஒரு தர்பூசணியை எடுத்துட்டு வந்து அந்த டிவைஸுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சான் அப்புறம் அந்த இயந்திரத்தையும் கீழே கொண்டு வந்து வச்சான் அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு லேசர் வெளியே வந்துச்சு அந்த லேசர் தர்பூசணி மேல விழுந்துச்சு அப்புறம் திடீர்னு பயங்கர சவுண்டோட அந்த தர்பூசணி ஒரு பெரிய தர்பூசணி ஆட்டோவா மாறிடுச்சு அப்ப மதன் என்ன சொன்னான்னா அட தம்பி நிஜமாவே இது அற்புதம் தான்ப்பா நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க இப்ப நாம இந்த தர்பூசணி ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு போய் நாம நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அந்த விஷயம் கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது எல்லாரும் அந்த அற்புதமான தர்பூசணி ஆட்டோல ஏறி ஜாலியா சவாரி பண்ணாங்க அந்த விஷயம் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் ஆளுங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்புறம் அவங்க ஆபீசர்ஸ் வந்து அந்த இயந்திரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த தர்பூசணி ஆட்டோவை அப்படியே விட்டு வச்சுட்டாங்க அந்த நேரத்துல ஒரு ஆபீசர் இங்க பார்ப்பா தம்பி இதெல்லாம் விளையாடுற பொருள் இல்ல இது உருவத்தை மாத்திர ஒரு லேசர் மிஷின் ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா எங்க கிட்ட கொண்டு வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க ஆனா மதன் தர்பூசணி ஆட்டோவை ஓட்டி கிஷோரோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க